அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ஜெயக்குமார் நான் சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டத்தில் இருந்துட்டு பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னால் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் ஹீலர் பாஸ்கர் ராஜாவுடைய மகா சிவராத்திரி ஃபங்க்ஷன் போயிருந்தான் அப்போது அதுக்கு முன்னாலே ஹீலர் பாஸ்கரோடைய தொடர்பு இருந்தது மக்கள் ஏதோ கஷ்டப்படுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய விஷயங்கள் வந்து பயனுள்ளதாக சொன்னதுனால அவர் மேலே நிறைய ஈர்ப்பு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாகவே அவருடைய வகுப்புகளுக்கு இதுக்கெல்லாம் போயிருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு குரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக மனசுக்குண்டான குரு பகவத் ஐயா நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்கள மீட் பண்ணணும் இல்லை நீங்கள் அவரோட பழகணும் பேசணும் மீட்டிங் அவருடைய வகுப்புகளுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்போ பெருசாக ஒன்றும் எனக்கு அதை பிடிப்படலை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு கூட்டத்துக்கு போயிருந்தோம் அப்போ போயிருக்கப்ப பார்த்தீங்கன்னா அதில் வந்து எனக்கு ரிலேட்டடான ஒரு விஷயம் வந்துச்சு என்ன விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் சத்யான்னு சொல்லிட்டு ஜோதிடம் அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க ஏன்னா நான் ஆக்சுவலாக வந்து ஜோதிடம் கிளாஸ் பண்ணிட்டு இருந்த ஜோதிடம் வந்து பேசிக் அஸ்ட்ராலஜராக இருந்ததுனால அது கொஞ்சம் ஏதோ இதாக இருந்தது அப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ அந்த அம்மாவும் வந்து பகவத் ஐயா அப்படிங்கிற வார்த்தையை ஒன்று பயன்படுத்தினாங்க மனம் அப்படிங்கிற விஷயத்தையும் பயன்படுத்தினாங்க அப்போ தொழில் சார்ந்து அது இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா எதை சொல்லிட்டே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகுப்பில் மகா சிவராத்திரி அட்டன் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்க புக் ஸ்டால்லாம் வச்சுருந்தாங்க அந்த புக் ஸ்டால் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பகவத்தையோட எல்லாம் வச்சுருந்தாங்க அப்போ அந்த நூல்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஞானியாகலாம் தியானத்தை விடு ஞானத்தை பெறு அப்படிங்கிற புத்தகம் இருந்தது கவலைகள் அனைத்துக்கும் தேர்வு அப்படிங்கிற நிறைய புத்தகங்கள் இருந்தது எனக்கு இந்த தியானத்தை விட ஞானத்தை பெறு அப்படிங்கிற புக்கு பார்த்தோன்னே ஏற்றுக்கிறதுக்கு மன மனசு இல்லை ஏன்னு கேட்டால் பல வருஷங்களாக தியானத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா இந்த தியான முறைகளிலையும் பார்த்தீங்கன்னா பயிற்சி முயற்சியில் இருந்துட்டு வந்துட்டு இருக்கேன் இவரோட புதுசாக தியானத்தை விட ஞானத்தை என்ன புது விஷயமா இருக்கு ஏதோ புதுசாக சொல்ல போராட்டு சொல்லிட்டு பெருசாக என்ன ஆர்வம் எடுத்துக்கல நீங்களும் ஞானி ஆகலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து அதுவும் எனக்கு பெருசாக ஒரு ஈர்ப்பு வரல என்ன ஞானி ஆகுறது அப்படின்னா சாதாரண விஷயமா நாங்கள் எத்தனை வருஷமா அதில் இப்போ இருபத்தி இருபத்தஞ்சு வருஷமா போகிறோம் கொஞ்சம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குன்னு நினச்சிட்டு போனோம் பட் இது என்னமோ பெருசாக சொல்கிற மாதிரி இருந்து ஒன்றும் தெரியலையே அப்படிங்கிற எண்ணத்துல தான் நான் பார்த்துட்டு அந்த கா அந்த இது அடுத்த வாரம் முடிச்சுட்டு வழி வந்தேன் வந்து ஒரு ரெண்டு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் போட்டிருந்தாங்க அப்போ அந்த லாக்டவுன் போடுறப்ப ரீகால் மாதிரி பார்க்குறப்ப பகவத் ஐயாவோட ஒரு சின்ன வேடிங் ஒன்று பார்த்தது ஞானியரை வணங்குதல் பெரிதல்ல ஞானியாய் வாழ் மாறுவதே பெருசு அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு ஏதோ புதுசாக பட்ட மாதிரி தெரிஞ்சது இதே புதுசாக ஏதோ சொல்லியிருக்காங்களாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாக்டவுன் ஸ்டார்ட் ஆச்சு அப்போ அந்த லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகிறப்ப வீடியோக்கள் யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா பகவத் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படி போடுறப்ப வந்து சில வீடியோக்கள் வந்துச்சு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனம் அப்படிங்கிற வீடியோ பகவத் ஐயாவுடைய அதை பற்றி பேசினார் அப்போ அந்த பகவத் மனம் அப்படிங்கிற வீடியோ நான் பேசுறது பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாகவும் இருந்தது ஏதோ புரிஞ்ச மாதிரி இருந்தது எதுக்கு தேடுறோம் ஏன் தேடுறோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து தெரியல பட்டு எல்லாரும் போன மாதிரி போனோம் ஆன்மீகத்தை தேடியோ இல்லைன்னா வேற எதுவும் விஷயங்கள் தேடியோ எல்லாம் நான் போன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனசுல குழப்பம் இந்த பயம் சரி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியல தடை இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் அந்த மாதிரி எனக்கு வந்துச்சு எனக்கு மட்டும்தான் வருதோ அப்படிங்கிற எண்ணத்துல தான் இருந்தோம் அப்படி இருக்கிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியான வகுப்புக்குள்ளே போனோம் அதில் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க மனசு நல்லா அமைதியாக இருக்கும்பா வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈர்ப்புக்காக உள்ளே போனோம் உள்ளே போனோம் பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சி முயற்சியில் ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைச்சது அப்போ அந்த அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பிடிச்சிருந்தது ஓ இது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஜனங்க கஷ்டப்படுறக்கு ஒரு தீர்வாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இயக்கத்தோடு சேர்ந்து ரொம்ப நாள் உள்ளே போயிருந்தேன் ரொம்ப உள்ளே போயிருந்தேன் அப்படின்னு கேட்டால் நிறைய வாலண்டியரிங் ஒர்க் நிறைய பண்ணேன் அப்படி பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் எனக்கு திருப்தியாகவும் இருந்தது ஆனால் த திருப்தின்றதை விட பார்த்தீங்கன்னா மனசோரமும் ஒரு சின்ன விஷயம் என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு அக அகங்காரம் மாதிரி அதில் என்னென்ன பயிற்சிகள் இருக்கோ என்னென்ன விஷயம் எல்லாத்துக்கும் உள்ள அட்டன் பண்ணியாச்சு ஓ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் லெவலில் இருக்கேன் தெரியாத அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும் அவங்க ஒன்றும் தெரியாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பில் அட்டன் பண்ணாதவங்களை பார்த்தா ஒரு இது மாதிரி எனக்கு ஒரு கில்ட்டி ஒரு ஃபீலிங் நாம் ஒரு கெத்து அப்படிங்கிறது ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வகுப்புக்குள்ளே இருக்கப்ப சூப்பராக இருந்தது வெளியே வந்துன்னு பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு போகிறப்ப சாதாரண வெப்பம் போக அதே குழப்பம் பிரச்சனை இது எல்லாமே இருந்தது இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தான் இது ஐயாவுடைய இந்த மனம் அப்படிங்கிற இது படைக்கிற பார்த்தீங்கன்னா அவர் அந்த மனத்துல அவ்வளோ அற்புதமா மனம் அப்படிங்கிறது என்ன ஏதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு விஷயத்துக்குள்ள என்னை கொண்டு போனார் என்னன்னு பார்த்தா நம்ம உடம்பு வேலை செய்யறோம் மனசு ஒன்று இருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டும் வேற வேற மன உடல் வந்து பார்த்தீங்கன்னா புறமாகவும் அகம் அப்படிங்கிறது மனமா இருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அகத்துல எந்த வேலையும் செய்ய வேண்டியதில் எல்லா எண்ணங்கள் வரும் ஆனா புறத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எண்ணங்களை பயன்படுத்தி நீங்க வேலையை வாங்கிக்கலாம் அதுல நீங்க வேலை செஞ்சது ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதுவரையிலும் நான் போயிட்டு இருந்த எல்லா தியான வகுப்புகள் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசை தெளிவுபடுத்துறது எப்படி குழப்பத்தை நீங்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பயிற்சிகளை கொடுத்தாங்க அந்த நேரத்துக்கு சரியா இருந்தது ஆனா மனசை நீ ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னா ஒரு வித்தியாசமா இருந்தது என்னடா மனசு ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்னு சொல்லி போட்டு ஆர்வமா மறுபடியும் மறுபடியும் அவருடைய வீடியோக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் எடுத்து பார்க்க போனேன் ஒரு ரெண்டு மூணு வருஷமே இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வீடியோகள் பார்க்காத நேரமே இல்லை அந்த அளவுக்கு ஆயிடுச்சு ஆனா அவர் எளிமையா சொன்ன விஷயம் எனக்குள்ள ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு தியானம் நிறைய கிட்டத்தட்ட நாலஞ்சு அமைப்புகளை போயிருக்கேன் அத்தனையிலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டும் இல்லைன்னா நிறைய பயிற்சிகள் எடுத்து தான் ஒரு விஷயம் புரிஞ்சு வந்தது போய் இவர் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு இது என்னடா இதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி இதில் புக்ஸ் இருக்கு எனக்கு புக் ரீடிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு அந்த புக் ரீடிங்க்காக சரவணன் அண்ணா அப்படியே நம்பர் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஒரு புத்தகம் வேணால் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணோன்னே சரவணன் எல்லாம் எடுத்தார் ஆனால் எனக்கு இந்த மாதிரி புக்கெல்லாம் வேணுங்கண்ணா அதில் சொல்லியிருக்கேங்க அப்படிங்களா தம்பி எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படின்னாரு இந்த மாதிரி சத்தியமங்கலண்ணா ஐயாவோட வீடியோக்கள் பார்த்தேன் எனக்கு புக் வேணும் என்னென்ன புக் வேணுங்க தம்பி ஆனால் எனக்கு என்னென்ன புக் இருக்குன்னு தெரியலண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி இப்போ உனக்கு வந்து இதை அனுப்பிச்சுட்றேன் உங்களுக்கு ஒரு நம்பர் அனுப்புகிறேன் அந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோ அப்படின்னாங்க சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் லிஸ்ட் அனுப்பிச்சிருந்தார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு புக்கு நான் வந்து செலெக்ஷன் பண்ணி ஃபோன் பண்ணி சொன்னேன் இங்கேயும் ஒரு அதிசயமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எனக்குள்ள ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது மக்கள்லாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க எதுக்கு இந்த இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்க எல்லாமே இருக்குதானே அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு ஒரு கேள்விகள் வர வர வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தியான அமைப்புகளுக்கும் உள்ளே போக போக ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கேள்வியாக மாறிச்சு இதுக்கு விடையில்லை ஆனால் அங்கே இருக்கிறப்ப ஆனந்தமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்போ அங்கேயும் புத்தகங்கள் எல்லாம் வாங்குவோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே புக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறப்ப அவங்க ஒன்று கொரியர் பண்ணுவாங்களே நேரில் போவோம் ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்போ நாங்கள் அட்வான்ஸாக பே தான் எனக்கு புக் வரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட புக்கு கேட்டால் அவங்க ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வனஜாக்கா அப்படின்னு சொல்லினா அக்கா இந்த மாதிரி புக் வேணுங்கா அப்படின்னு சரி சொல்லுங்க சார் அப்படின்னாங்க சத்தியமங்கலம் அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னு அட்ரஸ் போட்டுவிட்டேன் என்னென்ன புக்குங்கன்னு ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சு விட்டேன் சரி அப்புறம் ஈவினிங் பதில் எதுவுமே சரிங்க சார் அப்படின்ட்டாங்க அவ்வளோதான் பதில் இல்லை அப்புறம் திரும்ப ஈவினிங் தான் நானே கூப்பிட்டேன் கூப்பிட்டோன்னே அவங்க எடுத்தாங்க அக்கா இந்த மாதிரி புக்கு கேட்டிருந்தேன் ஆனால் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன்னா அப்படின்னாங்க எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சாக்கா அமௌண்ட்டே நான் கட்டலக்கா அப்படின்னு இல்லை நான் அனுப்பிச்சிட்டேன் நீங்கள் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் கொடுங்க அப்படின்னாங்க எனக்கு இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது ஒரு என்ன சொல்கிறேன்னு தெரியல ஒரு இதாக இருந்தது நம்பிக்கையோட விஷயமா இருந்தது பட் இந்த அளவுக்கு ஏதாவது என்ன கேட்டால் ஒரு நபர் தனிநபராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகள் தீர்வு வரக்கு இது ஒரு உபயோகமாக இருக்குங்கிறக்காக அந்த புக்கில் வந்து அது பைசா இருந்தாலும் அது அது கேட்காம அனுப்பிச்சு விட்டாங்கன்றது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்போ ரெண்டு நாள் கழிச்சு வந்து கொரியர் வந்தது அந்த கொரியர் வாங்கிட்டு அக்கா அந்த மாதிரி வந்துருச்சுக்கா நான் எதில் பணம் கட்டணும் அப்படின்னா இப்போ என்கிட்ட சின்ன ஃபோன் தான் இருந்தது கூகுள் பே பண்ணுற மாதிரிலாம் இல்லை அப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் இந்தியாவில் கொடுத்துருந்தாங்க போய் காத்திருந்து அந்த பணத்தை கட்டிட்டு வரப்போ ஒரு நிம்மதி அப்போ அந்த புக்கை பார்த்துட்டு எனக்கு திறந்து கூட பார்க்குறக்கு அதாவது புக்கை எடுத்தோன்னே அது ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் ரொம்ப அது ஒரு ஆனந்தம் இருந்தது ஒவ்வொரு புக்கா எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் அதில் நான் முதல்ல படித்த புக்கு எது நான் உதாசீனப்படுத்தணும் அந்த தியானத்தை விட ஞானத்தை பேர் அப்படிங்கிற புக்கு அப்போ அந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு தான் முழுமையாக படித்தேன் ஆனால் எப்பவுமே நான் புக்கு படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ த்ரீ டே ஒரு ஒரு வாரம் ரெண்டு நாள் மூணு நாள் முடிச்சிருவேன் ஆனால் ஐயாவோட புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வாரமாக படிக்கிறேன் ஒரே புக்கை என்ன காரணம்னு பார்த்தா அந்த புக்கில் வந்து எப்படி சொல்றது ரொம்ப எளிமையா எழுதியிருக்காங்க இது வரைக்கும் ஒரு ரஃபாவே படிச்சு பார்த்து எளிமையாக்கிறது பார்த்து என்னால் ஏத்துக்க முடியல அதனால அந்த புக்கை திரும்ப திரும்ப படிக்கிற மாதிரி மெதுவா நிதானமா படித்தேன் இடையில இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய வீடியோ கால் யூடியூப்ல ரொம்பவுமே எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுங்க அந்த புக்கை வீடியோ சாதாரண விஷயம் இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய மனம் அப்படிங்கிறது என்ன உடம்பு தனி இப்போ இந்த செயல் வரப்ப மனதில் செய்ய வேலை செய்ய வேண்டாம் உடல் அப்படிங்கிறத புறத்துல வேலை செய்ய அப்படிங்கிறது கர்ம பற்றி நான் இதுக்கு அஸ்ட்ராலஜியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்மா என்கிட்ட இது ரொம்ப விஷயங்களை சொல்லணும் சொல்லணும்னு பார்த்தா ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட ஜோதிடம் பார்க்க வருவாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட ஆய்வு பண்ணிட்டு அந்த விஷயம் பார்த்தேன் ஆரம்ப கட்டத்தில் என்னுடைய சிறு வயசுல வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் முழுமையாக எனக்கு பிடிக்காது அப்போ எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஆள் என்ன சொல்லுவாங்கன்னா பரம்பரை அந்த திடீர்னு ஞானம் மாதிரி அவர் ஞானத்துலேயே அப்படியே சொல்லுவார் அவர் இறந்து ஒரு நாற்பது வருஷம் ஆச்சு நாற்பது வருஷத்துக்கு திடீர்னு எனக்கு இன்னும் ஒரு எண்ணம் சரி போனேன் ஒரு ஜோதிட வகுப்புகளுக்கு அட்டன் பண்ணேன் ஒரு ஆறு ஏழு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி சர்வே பண்ணேன் அப்போ கர்மா அப்படிங்கிற ஜோதிடத்தில் வரும் நீ முன்னிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்கேன் அது பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் ஐயா சொன்னார் பாருங்க அந்த கர்மா அப்படிங்கிற விஷயம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீ முன் ஜென்மத்தில் எது வேணால் செஞ்சுருக்கலாம் ஆனால் இது செஞ்சதுக்காக தான் இந்த இந்த கஷ்டம் உனக்கு வருது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சது ஆனால் புரியல அப்போ திரும்ப திரும்ப அந்த வீடியோ கீடியோ கேட்டுகிட்டே இருக்க வந்து பார்த்தீங்கன்னா என்னிடம் வந்து ஜோசியம் பார்க்க வர்றாங்க இல்லைங்களா அப்போ வந்து அவங்களுக்கு அந்த நான் சொல்லுவேன் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்ககிட்ட சொல்லுவேன் இந்த கர்ம கஷ்டம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஐயா சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது அப்போ சொன்னேன் ஓ கரெக்டு தான்ம்மா எல்லாம் சரி நான் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் உங்களால் முடியும்னா பாருங்க எங்கிட்ட வர ஜோசியம் பார்க்க வரவே எல்லாம் நல்லா பணம் நிறையா இருக்குது அதனால் ஆனந்தமாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் இன்னும் இது அதிகமாகமான்னு கேட்க வந்தோம் இது வரைக்கும் என்கிட்ட ஒருத்தருமே இல்லை ஏழு வருஷம் ஆறு வருஷமா பாக்குறேன் வர்றவங்க ஏதோ ஒரு கஷ்டத்துலையும் குழந்தை இல்லை அது இல்லை எல்லாத்தையும் சொல்லுவாங்க அப்போ அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லுவாங்க இந்த கஷ்டத்தில் வர்றவங்க தான் அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்போ அவங்ககிட்ட சொன்னேன் அம்மா நான் ஜோசியை சொல்லிட்டு இது கரெக்டாக தான் இருக்கும் நடக்கும் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்குறப்ப அவங்க ஏதோ நம்புறாங்க ஓகே ஆயிடுச்சு அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவலைகணைக்கும் தீர்வு அப்படிங்கிற புத்தகம் ஒரு பத்து பதினஞ்சு புத்தகம் வாங்கி வச்சிருந்தேன் நான் அப்போ அவங்ககிட்ட சொன்னாம இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் எனக்கு ஜோதிட ஃபீஸாக கொடுக்குறீங்க இல்லைங்களா அந்த இரநூறுபாய்க்கு இந்த புக்கை வாங்கிக்கோங்க இதை முழுசாக நீங்கள் படித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் நீங்கள் எங்கிட்ட வாங்க ஆனால் முழுசாக படிக்க வராதிங்க இது முழுசாக படிச்சுட்டு நீங்கள் என்னை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைம்மா அப்படின்னு அவங்க வித்தியாசமாக பார்த்தாங்க என்னடா ஜோசியம் பார்த்து ஃபீஸ் வாங்க புக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் உறுதியாக கொடுத்தேங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேருக்கு மேலே கொடுத்துருக்கேங்க ஆனால் கொடுக்கும் அந்த சுச்சுவேஷன் வரவங்க எட்டு பேர் உண்மையாக சொல்கிறேங்க ரொம்ப சந்தோஷமாக திரும்ப நினைந்து பார்க்குறப்ப தம்பி அந்த புக் கொடுத்தீங்க ரொம்பவுமே ஆனந்தமாக இருந்துன்றப்ப அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க அப்போ அந்த விஷயத்தில் வந்து தான் வந்து பாத்தீங்கன்னா அதை ஏற்றுக்க முடிஞ்சது அதாவது என்ன கேட்டால் நான் மட்டும் இல்லை மக்களுக்கு இது பயன்படுத்த வைக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் எனக்கு வந்துச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சர்வே பண்ணேன் அதே போல் ஐயாவோட வீடியோக்கள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெளிவுபடுத்திட்டே இருந்தது எந்த ஒரு கேள்வியில் தொடங்கி நிறைய கேள்விகளுக்கு வந்து இதுக்குமே பதில் கிடைக்கலையோ ஆனால் ஐயா கிட்ட இப்போ கேள்வி கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஐயாவோட புக்கை படித்த மாதிரியும் அந்த வீடியோ பார்க்குற மாதிரியும் ஐயாவோட இதில் வந்து கேள்வி பதில் அனுப்புவாங்க அந்த கேள்வி பதில் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு கேட்டால் என்ன மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லையாட்டிருக்கு நாம வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த கேள்வி பதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்டுட்டு இருந்தேங்க அப்போ எங்கிட்ட வந்த கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில கேள்விகள் அடிப்படையாக வந்துட்டு இருக்கும் அந்த கேள்விகளுக்கு அதுவாக பதிலாகவும் கிடைச்சது என்ன கேள்விகள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ச- கடவுள் தான் எல்லாரையும் படைச்சாரு அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த கஷ்டத்தையும் கடவுள் தானே படைச்சிருப்பாரு. ஏன் என்ன படைச்ச கடவுள் கஷ்டம் இல்லாமே படைச்ச என்ன கஷ்டத்தை கொடுத்து ஏன் படைக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்தது. அப்ப ஐயாவோட புத்தகங்களாகட்டும், ஐயாவோட வீடியோக்களாகட்டும், ஐயாவுடைய கேள்வி பதில் இதெல்லாம் கேட்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஆன்சராக கிடைச்சது. என்னன்னு பார்த்தா, இறைவனோட படைப்புல எந்த இடத்துலையும் நம்மளுக்கு குடுக்கக்கூடியது ஃபுல்லா சந்தோஷம் தான் குடுத்திருக்கிறாரே ஒழிய, ஒரு இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவரு கஷ்டத்தை கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு புதுசாக ஒரு அனுபவமாக புரிஞ்சது அப்போ நினச்சி பார்த்தேன் அதே உண்மையாக இருக்குமா அது எப்படி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறப்ப பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த தேவைகள் அப்படின்னு எனக்குள்ளே வரப்ப அந்த தேவைகள் எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிற விஷயம் கூட எனக்கு புரியாது அப்போ மக்கள் அதே மாதிரி அப்போ கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு பேர் இதில் பார்க்குறாங்க பொண்ணு பார்க்குறாங்க அது செய்கிறாங்க எல்லாம் பார்த்து மிக பிரம்மாண்டமாகவும் ஆர்ப்பாட்டமாகவும் பண்ணுறாங்க அப்போ அது சந்தோஷம் இல்லாமல் அந்த இடத்துல கல்யாணம் உருவாகலை ஆனா திருமணத்துக்கு அப்புறம் சண்டை அப்ப திருமணத்துக்கு அப்புறம் அந்த சண்டை ஏன் வந்தது அப்படின்னு எனக்குள்ள நான் என்னுடைய ஃபேமிலியில எடுத்து பார்க்கறப்ப தெரிஞ்சது அந்த திருமணத்து வரலும் நம்மளுடைய தேவைகளையும் அந்த அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம கைக்கு வந்தாச்சு அப்படிங்கிறப்போ அதை நம்ம உதாசீனப்படுத்துறது அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் ஆச்சரியமா புரிஞ்சது அதே மாதிரி படிப்பில் எடுத்தாச்சு அப்படின்னா நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லலாம் கூட ட்ரைனிங்ஸ் கொடுத்துருந்தேன் ஐயா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் சாம்பர் அப்படிங்கிறதுல வந்து நான் ஒரு ட்ரைனராக இருந்தேன் அப்போ காலேஜ் ஆகட்டும் ஸ்கூலுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுப்போம் அப்படி கொடுக்கக்கூடிய மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா பையன் படிக்கிற பள்ளியில் வந்து அந்த ட்ரைனிங் மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் அவர் ட்ரைனிங் மாதிரி பிளான் பண்ணணும் அப்படி பிளான் பண்ணுறதுக்கு செய்யலாம் அப்படிங்கிறப்ப அதுலேயும் அப்படி தான் அந்த குழந்தைகளெல்லாம் இப்போ அவங்க என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற பேசுகிற பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ படிக்கிறாங்க அவங்க பேரண்ட் வச்சு பேசுகிறோம் அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்ததுன்னு கேட்டால் என்னை விட என்னை விட குழப்பத்தில் அதிகமாக இருக்காங்க அதாவது என்ன கேட்டால் என்ன படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த முழுமையாக தெரிஞ்ச மாதிரி குழந்தைக்கு தெரியல இவன் என்ன படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ அவங்களுக்கும் தெரியல ஒரு வேகம் ப்ளஸ் டூ பாஸ் ஆகிடுச்சா வேக வேகமாக ஒரு காலேஜில் போய் அட்டன் பண்ணிடுறாங்க வேக வேகமாக காலேஜ் அட்டன் பண்ணி வச்சு ஜாயின் பண்ண வச்சுறாங்க அது என்ன நடக்கும் எது நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஒரு இது நமக்கு அவசியமா இல்லையா அப்படிங்கிறது கூட தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரி தான் எல்லாம் வேகமாக போகிறாங்க அப்போ அந்த இடத்துல காலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கிடைக்கிற வரலும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் எப்படியாவது வாங்கிடும் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த ஆர்ப்பாட்டம் அது எங்கே போகுதுன்றது தெரியல அப்ப இப்படிதான் எல்லாமே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அன்பு கொடுக்கறது அப்ப நான் எல்லா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் எனக்கு இண்டிவிஜுவலாவே இது எல்லாமே நடந்தது அப்பதான் அந்த அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தியானம் யோகா ஞானம் இந்த மூணுக்கு உண்டான வித்தியாசத்தையும் ஐயாவுடைய அந்த வீடியோக்களை பார்க்க முடியுது நான் அடிக்கடி வீடியோ வீடியோன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷமா நான் எப்படியாவது ஐயாவோட ஞானமுகம் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரும் முயற்சியில் இருந்தாலும் முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு போன வருஷத்துக்கு முந்தின போன வருஷம்னு நினைக்கிறேங்க அந்த ஜனவரி மாதமும் டிசம்பர் மாதமும் யோகா கிளாஸ் அந்த தியான கிளாஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறப்ப கீழே விழுந்து எலும்பு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு காலில் அன்றைக்கி போக முடியல அதுக்கு அடுத்ததாக போகலாம் ரெண்டு மாதம் கழிச்சு திரும்ப ஒரு கிளாஸ் வச்சாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா ஒருத்தர் தவறி முடியல ஒரு ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கு எனக்கா ஒரு இதாக போச்சுன்னா அது நான் பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி பண்ணுதா இல்லை இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்குள்ளார வரக்கூடாதுன்னு தடைப்படுதுன்னு ஏன்னா புதுசாக குழப்ப தொடங்கிட்டேன் அப்போதான் ஒரு முடிவெடுத்தேன் எடுத்தேன் சரி நான் எப்போ அட்டன் பண்ண முடியாத முடிவு அதுவரை அவரோட வீடியோக்கள் ஒரு நாள் கூட பார்க்காம இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தினசரி வீடியோ பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிசயமாக நல்லா புதிய விஷயங்களுக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு எளிமை இலகுவாக உடம்பே மாறின மாதிரி இருக்கு அப்போ இத்தனை விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு வந்து ஐயாவோட இந்த சிம்பிளாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தானே அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டதுனால அதை சிம்பிள் அப்படிங்கிறது எளிமையை எடுக்க முடியல அப்போ தியானம் அப்போ வந்து தான் புரிஞ்சது மனம் ஒரு ட்ராக் தனி உடம்புங்கிறது ஒரு ட்ராக் தனி இப்போ தியானம் யோகா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து தெளிவாக இருக்கிறதுக்காகவும் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா செயல்கள் செயல செய்கிற செய்கிற செயல்கள் வந்து பார்த்திங்கன்னா முறையாக செய்யறதுக்கு ஒரு ஒரு நிதானத்தை கொடுக்கறதுக்காகவும் பயனாகும் அப்படிங்கிறதும் ஞானம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மொத்த வாழ்க்கையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆனந்தமாக எதுக்காக வந்தோம் இல்ல ஏன் இந்த வாழ்க்கையில் இருக்கும் அப்படிங்கிறது மொத்தமாவே புரட்டி போடுற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதையும் புரிக்க புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்போ ஞானம் அப்படிங்கிற அந்த அளவுக்கு இருக்கா தியானம் யோகா அப்படிங்க அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓசோட ஒரு புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்துல நான் படிச்சிருந்தேன் மருத்துவத்துல இருந்து மனமற்ற நிலை வரை அப்படிங்கிற ஒரு அப்போ மருத்துவத்துல இருந்து மனமற்ற நிலை வரை அப்படிங்கிற படிக்கிறப்ப அந்த புத்தகத்துல ஒரு புதியான விஷயம் இருந்தது ஆனால் அது எனக்கு புரியல அது ஐயாவுடைய அந்த புத்தகங்கள் பார்க்குறப்ப தான் படிக்கிறப்ப அந்த வீடியோக்கள் பார்க்குறப்ப அது புரிஞ்சுது என்னென்னு கேட்டால் ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஒரு தீவிரமான வியாதியாக இருக்கும் சரியாய் வந்துடுவாங்க திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் இருந்தாலும் சரி இல்லைன்னு கேட்டால் மனசில் இருந்தாலும் சரி மிகப்பெரிய ஒரு சோர்வாகவே இருப்பாங்க அப்போ என்ன ரீசன் அப்படிங்கிறப்ப அவர் அந்த தெளிவை எழுதியிருந்தார் என்னென்னு பார்த்தா நீங்கள் ஒரு உடம்புக்கு சரியில்லைன்னு போகிறீங்க இப்போ மனசில் அந்த வியாதியை பற்றி ஒரு பதிவு உருவாக்குறீங்க அந்த பதிவை நீங்கள் சரி பண்ணாமல் உடம்புல என்னதான் சரி பண்ணாலும் அது திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையை பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறப்ப தான் ஐயாவோட அந்த விஷயங்களுக்கு வந்து ஒரு ஒரு அதிர்ச்சி அற்புதமாகவும் இருக்குது ஆனால் நிஜம்தானே நம்ம அந்த மாதிரி ஒரு ஏங்கிளில் திங்க் பண்ணவே இல்லை இதை திங்க் பண்ண வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த அனுபவம் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்னொரு புதிய அனுபவம் இதில் நிறைய இருக்குது ஏகப்பட்ட அனுபவங்கள் இருக்குது சொல்ல சொல்ல அது சந்தோஷமும் இருக்குது அப்போ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகவத் ஐயாவுடைய ஸ்டால் வந்து கீழர் பாஸ்கர் ஐயாவோட இதில் வச்சுருந்தாங்க அதாவது மகா சிவராத்திரி அன்னைக்கு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டியர் வேணும் அப்படின்னு சொல்லி சரவணனா இதில் போட்டிருந்தாங்க வாட்ஸ்அப் குரூப்பில் அப்போ நான் கூப்பிட்டு கேட்டேன் அண்ணா இந்த மாதிரி நான் வரலான்னு இருக்கேங்கண்ணா வரலாங்களா அப்படின்னு கரெக்டாக வாங்க தம்பி அங்கே வேணும் நீங்கள் கூட அங்கேருந்து பார்த்துக்குவீங்களா அப்படின்னு கண்டிப்பாக பார்க்குறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஓகேன்னு வர சொல்லியிருந்தாங்க அப்போ அன்னைக்கு ஆறு மணிக்கு போகிறக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ல ஒரு மூணு மணிக்கெல்லாம் சத்தியிலேருந்து கிளம்புனா சத்திலேருந்து கோயம்புத்தூர் எழுபது கிலோமீட்டர் தான் பட் அதுக்குள்ளே போய் அங்கே இடம் எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படியே பஸ் ஏறி மாறி மாறி போயிட்டு போனால் அங்கே ஸ்கூல் விட்டு வேறு ஸ்கூல் மாற்றிட்டாங்க அப்போ அங்கே போகிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வனஜாக்கா அவங்களாம் வந்திருந்தாங்க நான் போகிறதுக்கு மேலே எல்லாம் வந்துட்டாங்க நான் ஒரு ஆறரை மணிக்கு தான் போனேன் ஆனால் உண்மையிலேங்க அங்கே உள்ளே போயிட்டு வனஜாக்காவை பார்த்தாக்கா நான் அந்தக்கா வந்து வாங்கினேன் அப்படின்னாங்க எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க பையன் எல்லாருமே அந்த புக்குக்கு நடுவில் உட்கார்றப்ப என்னமோ மாதிரி இருந்துச்சு அதாவது என்னென்னா ஒரு மகாசிவராத்திரி பன்னெண்டு மணி நேரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் பார்க்கணும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும் அந்த பன்னெண்டு மணி நேரம் இரவு காலையில வந்து பார்த்தீங்கன்னா முடியறதுக்கு ஏழு ஏழரை ஆயிடுச்சுங்க எல்லாரும் கிளம்புறப்ப ஆனால் அந்த ஒவ்வொரு மணி நேரம் இந்த புக்கை கொடுக்குறப்ப வந்து ஒவ்வொரு புத்தகத்தையும் சொல்றப்ப ஒரு இருக்க கிடையாது ஆனந்தம் அதிசயம் வேறு எங்கேயுமே இருந்திருக்க வாய்ப்பே இல்லைங்க தூங்கவே இல்லைங்க அப்படியே புக்கு மேலே யாராவது வந்து புக்கை கேட்டால் கொடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஞானத்தை விட க கவலைகளுக்கான தீர்வு அப்படிங்கிற புக்கு வந்து பார்த்தீங்கன்னா முள்ள சே சேல் அவுட்டே பண்ணிட்டேன் ஏன்னு கேட்டால் அந்த புக்கோட த த என்ன அந்த புக்கோட குவாலிட்டி வெயிட் அவ்வளோ வெயிட்டு அப்போ அந்த வெயிட்டான அந்த புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருந்து சொல்லி கொடுத்தோம் அப்புறம் இன்னொரு புக்கு கொடுத்தோம் இன்னொருத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் இது ஆஃபர் சார் நீங்கள் வந்து இரநூத்தி ரூபா போட்டு வாங்கணும் நீங்கள் இப்போ வாங்கினீங்கன்னா வெறும் நூறுரூபா சார் ஆனால் இரநூத்தி ஐம்பது ரூபா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தானது தான் நீங்கள் அதுக்காக என்ன பண்ணி நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வேற ஒரு நாலஞ்சு புக்கு சேர்த்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞான மலர்னு ஒரு புக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா அது கிளாஸ் அதுக்கு போகிறக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் முழுசாக படிச்சு ரெண்டாவது முறை அதையும் சொல்லி பார்த்தீங்கன்னா அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணும் அதுக்கு சொன்ன நீங்கள் எதுவும் பார்க்க வேண்டாம் முழு மனசோட இந்த புக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அப்போ ஒவ்வொரு முறையும் நைட்டு சரி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட் பன்னெண்டு ஒன்று தூக்கம் அப்படிங்கிறது எனக்கு வரல அதிசயமாக இருந்ததுங்க ஏன்னா ரெண்டு மூணு தியான வகுப்புகள் இதெல்லாம் போகிறப்ப நான் வந்து நைட்டு வந்து எப்படியோ ஒரு ஒரு மணி நேரம் தூங்கிடுவேன் பட் தூங்காமல் அவர் புக்குகள் என்னமோ இப்போ என்னமோ பண்ண மாதிரி இருந்துச்சு வனஜா கர்ஷனாக்கா எனக்கு தூக்கம் வரலைக்கு அந்த புக்கை பார்த்தே ஒரு இதாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லி போட்டு அவ்வளோ புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமாக நல்லா சேர்ஸுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் சேர்ஸுங்கிறத விட எப்படியாவது ஒன்று இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட போயிடணும் அப்படிங்கிற ஒரு வேகம் வெறிதான் எனக்கு இருந்துச்சுங்க அப்படி இருப்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழப்பம் சரிங்களா அந்த குழப்பத்தோட இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஏன் இந்த இது கூட வீடியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பயிற்சின்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க ஆசிரியராகலான்ட்டு நான் எனக்கு கிடைச்ச அனுபவத்தை நாலு பேர் கொடுக்கலாமே அப்படின்னு பார்க்குறப்ப தான் எனக்கு அந்த எண்ணமே வந்துச்சு என்னன்னு பார்த்தா என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம் என்ன மாதிரி தயக்கமாகவும் இருந்திருக்கலாம் தடங்களாகவும் இருந்திருக்கலாம் ஆனால் இதை கேட்டதுக்கப்புறம் சரி இவங்கெல்லாம் போகிறோம்ல நாமளும் ஏன் போகக்கூடாது அப்படிங்கிற ஒருத்தர் இதனால கேட்டு வந்தாங்கன்னா கூட அந்த சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு கிடைச்சிது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கு கூட கொடுத்தங்க சரிங்களா அப்போது இந்த இதுக்கு முன்னால் நாங்கள் அந்த தியானம் இதெல்லாம் போயிட்டு போயிட்டு இருக்கிறப்ப என்ன மாதிரி இருந்ததுன்னா என்னோட ஃப்ரெண்டே கூட கிட்டத்தட்ட அவர் அந்த இயக்கத்தில் ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா இருந்தாருங்க சரிங்களா அவர் சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாங்கள் அந்த மீட்டிங் இருக்கிறப்ப சில காமெடிகளாக சொல்லுவாங்க அது ஒரு ஞாபகம் வந்துச்சு ஓ நீங்கள் கூட கேட்டுக்கலாம் அந்த விஷயத்த ஒரு நண்பர் என்ன பண்ணாருன்னா ஆஃபீஸ் காலையில் நேரம் போகிறாரு போகிறப்போ ஒரு பெரிய செவ்வறு ஒன்று இருக்கு போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காம்பவுண்ட் இருக்குது அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ காது வச்சு கேட்டிருக்கார் கேடது காது வச்சு கேட்டுகிட்டே இருக்கார் காலையில் போகிற பார்க்குறாரு திரும்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர வர பார்த்தீங்கன்னா அப்பவும் நின்று கேட்டுட்ருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி கண்டுக்கல அடுத்த நாள் போகிற பார்த்தா இருந்தாலும் அங்கேயும் நின்று கேட்டுருக்குறான் திரும்ப வேலைக்கு போறாரு ஈவினிங் வராங்க அதே மாதிரி நிக்கிறாரு இவருக்கு ஏதோ குறுகுறுன்னு ஆயிடுச்சு என்னடா என்ன சம்மந்தமே இல்லையே நின்று கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலில் போறாரு அவன் நின்று கேட்டுட்டு இருக்கிறான் நம்ம செவத்துல காது வச்சு இவங்களுக்கு இவருக்கா என்ன பண்ணுறது தெரிய சரி எதுக்கும் கேட்டு போயிடல என்னன்னு தெரியலையே ஆள் வேற வாட்டர் சாட்டம் நல்லா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட போய் அவரும் காது வச்சு கேட்குறாரு பக்கத்தில் ஒன்றுமே கேட்கல ஏடா ஒன்றுமே கேட்கல மூணு நாள் என்னதான் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி போட்டு அவர் கொஞ்சம் அண்ணா அப்படிங்கிறாரு என்ன பண்ணுறேன் இல்ல இன்னுமே கேட்கலையே நீங்க என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னு கேட்டப்படி அவன் ஓங்கி ஒரு அப்பப்புறான் ஏன்டா நான் மூணு நாளா காது வச்சு கேட்கறேன் எனக்கு ஒண்ணுமே கேட்கல நீ வந்து காது வச்சனும் உனக்கு கேட்டுருமாடா அப்படின்னு சொல்லிட்டு அது போலதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என் நண்பர் சொன்னார் இருபது வருஷமா இருக்காரு அவரு பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு வெளியவே போயிட்டாரு ஏன்னா இருபது வருஷமா நீங்க இருந்தீங்க என்னன்னா நான் இப்ப வந்து எனக்கே பயமா இருக்கு அப்படின்னா போப்பா ஜெயக்குமார் அப்படின்பார் ஆடா இது அப்போ அவருக்கு என்ன பிடிபட்டுச்சுன்னு தெரியல அவளுக்கு என்ன பிடிபடலன்னு எனக்கு புரியல அந்த மாதிரி ஆனா எல்லாம் போயிட்டு இருந்தேன் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டுருக்கிறது செய்கிறது எல்லாமே அந்த மாதிரி கண்டிஷனில் தான் குழப்பமாக இருந்தாலும் சரி கடவுளோட விஷயமா இருந்தாலும் சரி இல்லைன்னா முன்னேற தடை வெற்றி இல்லை போராட்டமாக இருக்கும் சிக்கலாக இருக்குது நிறைய கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க அப்படின்னா இதுக்கு எல்லாம் ஒரே ஒரு காரணம் நம்ம ஞானம் அடையலை இல்லைன்னா ஞானத்தை பற்றி புரிதல் இல்லை அப்படிங்கிறது புரியறப்ப ஒரு பிரம்மாண்டமாக இருந்தது ஆனால் அதுவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா யோகா கிளாஸ் போனோம் அப்படின்னா நாம் கோவப்படக்கூடாது சத்தம் போடக்கூடாது நம்ம அமைதியாக இருக்கணும் அதாவது நம்மளை நாம கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு ஆனால் அதுலேயும் பயிற்சிகள் இருந்தது நீங்கள் இந்த பயிற்சி அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மனசு இலையாகவும் வேலை பழுவு இல்லாமல் இருக்கும் திருப்தியாக இருக்கலாம் நிறைய வாக்கியங்கள் இருந்துச்சு ஆனால் அது எல்லாமே உண்மைதான் அந்த இடத்துல இருக்க வரல அப்போ அதை விட்டு வெளியே நாங்கள் வரப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப பழையபடியாக இருந்தது அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கான அந்த பிரச்சனை என்னன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஓடின மாதிரி தெரிஞ்சுக்கேன் அப்போ ஐயாவோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய புத்தகங்கள் அவருடைய வீடியோக்கள் அவருடைய கேள்வி பதில்கள் இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லைங்க வாழ்க்கையில் நம்ம எந்த மாதிரி இருந்தாலும் சரி அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக குடும்பத்தில் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் முதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தம் எனக்கே தெரியும் பயங்கரமாக சத்தம் போடுப்போ அதே சத்தம் போடுறேன் ஆனால் அடுத்த செகண்ட் அது காணாமல் போயிருக்கு புரியுது அவன் அந்த இடத்துல நேர் பண்ணுறதுக்காக சத்தம் போடுறோம் சரிங்களா அதே போல் நேர் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம சத்தம் போடணும் அப்படிங்கிறது சரிதான் அப்படிங்கிறது புரியுதுங்க அதே போல அகத்துல வரக்கூடிய எண்ணங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் தர வேண்டியதில்லை தேவைப்பட்டா பயன்படுத்திக்கலாம் புற செயல்கள் நேராக்குறதுக்காக அப்படிங்கிறது இதுவரையில் எப்படி வச்சிருந்தோம்னா புற செயல்களை வச்சு அகத்தை நேர்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் பண்ணாம அதனால வந்து கிளை கிளையா போய் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா இருந்தது அதை கடைசியாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு அதே அதே மாதிரி ஒரு நிகழ்வு மாதிரி சா காமெடி மாதிரி சொல்லுவாங்க என்ன பார்த்தா ஒரு மூன்று நண்பர்கள் இருந்தோம் அந்த மூன்று நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே பேங்க்கில் வேலை செய்கிறாங்க மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க ஏப்பா தற்கொலை பண்ணிக்கிற அப்படின்னா மூணு பேர் உட்காந்து பேசுகிறாங்க இது வந்து சரியில்லைப்பா அதாவது என்னென்னா நம்ம வீட்டில் தினம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுக்குறோம் தினம் வந்து இப்போ தயிர் சாதமே மதியம் கொடுக்குறாங்க நம்மளுக்கே போர் அடிச்சிருச்சு நம்ம எப்படி அவங்ககிட்ட சொல்கிறது அதனால இது வேண்டாம் இந்த வாழ்க்கையை வெறுத்துட்டு அப்படின்னு சொல்லி போட்டு மூணு பேருமே மதிய நேரம் தயிர் சாதமே கொடுக்குறாங்கிற ஒரே காரணத்துக்காக தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து குதிச்சிடுறாங்க அப்போ மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலில் அடிபட்டு கையில் அடிபட்டு தப்பிச்சுக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க அப்போ முதலோடைய ஒய்ஃப் வர்றாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ எங்கே இது சொல்லாமல்ல ஏங்க இப்படி எல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரே அழுகாச்சு ஐயா இனிமேல் நான் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்காரனெல்லாம் வேலைக்காரை வந்து பார்த்தீங்கன்னா வேற செய்ய சொன்னேன் இனி நானே உங்களுக்கு செஞ்சு தரேங்க இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க அடுத்தது ரெண்டாவதோட நண்பரோட அம்மா ஒய்ஃப் வர்றாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நான் செய்யறதுல ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல ஏங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அவங்களும் அதே மாதிரி முறையில் நான் கரெக்டாக பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மூணாவது நண்பருடைய மனைவி வராங்க வாங்கி வந்தோடனே ஓங்கி ஒரு அப்பா போகிறாங்க அவர் எல்லாரும் திருத்துருன்னு பார்க்குறாங்க சொல்கிறேன் ஏயா நீதாயே டெய்லி தயிர் சாதத்தை பேசஞ்சர் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்க நீ எதுக்கே போய் சேர்த்த அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அ எல்லாரும் திருதுன்பாங்க இதை அடிச்சது பார்த்தோன்னா, இது மாதிரி தெரிஞ்சு பிரச்சனை பண்றது பூரா நான் தான். பிரச்சனை பண்ற பூரா நாமளே தான் புரியாம. ஆனா இதெல்லாம் யாரோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுல ஒரு உருவாக்கி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறப்ப, அ ஒவ்வொரு செயல்கள் நாங்க வந்து வேடிக்கையா பேசினதெல்லாம் இன்னைக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையா நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? அதே போல ஐயாவுடைய ஐயாவுடைய செயல்கள் அதாவது ஐயா வழியில போறதுக்கும் ஐயாவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த வகையில் அவரோட கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் எல்லாத்தையும் ரீச் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறப்போ கடைசியாக சொல்லிக்கிற ஒரே ஒரு கருத்து அதாவது முதல் உலக யுத்தம் ரெண்டாவது உலக யுத்தம் மூணாவது உலக வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடியது மூணாவது உலக யுத்தம் அப்போ எல்லாமே யுத்தத்தை எப்படி பார்த்தோம் நானே எப்படி பார்த்தேன்னு பார்த்தோன்னா முதல் உலக யுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அணு ஆயுதம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நவீன ஆயுதங்கள் மூணாவது யுத்தம் எப்படி வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க பட் மூணாவது யுத்தம் தொடங்கிருச்சுங்க எந்த மாதிரி தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மனதளவில் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எப்படி குழப்பணுமோ அந்த அளவுக்கு குழப்பி இல்லைன்னா அவங்களுக்கு புரியாமல் செஞ்சு புரியிற மாதிரி புரிய வைக்காம அவங்களே அவங்க சாகக்கூடிய அளவுக்கும் அவங்களே வாழ்க்கையை முடிச்சுக்கூடிய அளவுக்கு யுத்தத்தை தொடங்கிட்டாங்க இதை வந்து ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் வந்திருக்கு உலக அளவில் எண்பது சதவீத மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனநோயில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மனநோயில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இதை விரிவாக்கணும் மனசை நீங்கள் சே சீர்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான பயிற்சிகளை கொடுக்குறாங்க அதிகமான மனநோய்க்காக ஆனால் ஐயாவோட கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஞான நிலைக்கு கொண்டு போகிறப்ப கண்டிப்பாலும் மிக நிச்சயமாக சொல்ல முடியும் இந்த மனநோயிலிருந்து அட்லீஸ்ட் ஒருத்தரை அந்த விஷயத்தை புரிய வைக்கிறப்ப ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றதுன்னா போராட்டம் அப்படிங்கிறத விட மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதல் செய்ய முடியும் அப்படிங்கிற ஐயாவோட கருத்துக்களை பேசி நான் பேசிக்கிட்டே இருக்க முடியும் நேரம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது இப்போ இப்போ கலந்துட்டு இருக்கிறவங்க இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நான் ஐயா கிட்ட இருந்தது தான் ஏதாவது ஒரு விஷயங்கள் முரண்பாடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது என்னுடைய கருத்தாக தான் இருக்கும் அதை மன்னிச்சிடுங்க இப்போ உங்ககிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கூட நீங்கள் கேட்கலாம் உங்கள் கேள்விகளுக்கு என்னால் முடிஞ்சால் எனக்கு தெரிஞ்சால் நாங்கள் அந்த பதிலை கொடுக்குறோங்க ஹலோ. ஹலோ. சொல்லுங்க. என்கிட்ட ஒரு கேள்வி இருக்குய்யா. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப நாளாவே நான் நிறைய ஆன்மீக புத்தகங்கள்லாம் படிப்பேன். தியானம் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். எனக்குடைய கேள்வி ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் இருக்கு. அது ரொம்ப காலமா இருக்கு. நான் நிறைய விட்ட கேட்டிருக்கேன். எனக்கு அது இன்னும் புரியல. சரிங்க. அது என்ன கேள்வின்னா, இப்ப நிறைய ஆன்மீகத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டது தான். சரிங்க. இந்த ஜோதிடம் இதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா அதுல எல்லாம் வந்து இந்த பலன்களை சொல்றாங்க அப்ப பகவத்தையாவும் சொல்லியிருக்காங்க ஒரு அறுபது சதவீதம் நம்ம கையில தான் இருக்கு ஆமாங்க ஆனா எனக்கு அது வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட முடியல அது வந்து எல்லாமே முன்கூட்டி தீர்மானிக்கப்பட்டதா இருக்கும் இல்லைன்னா எல்லாமே நம்ம கையில நம்ம முயற்சியினால் நடக்கிறதா இருக்கும் இது வந்து என்னால புரிஞ்சுக்க முடியல எல்லாமே முன்கூட்டியே நடக்கிறது அப்படிங்கிறது தெளிவா புரியல எனக்கு புரியல எல்லாமே முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டது சரிங்க இப்ப அந்த ஜோதிடம் ஜாதகம் பார்க்க போறோம்னாலே அதுதானே காரணம் ஆமாங்க ஆமாங்க சொல்லுங்க அப்ப நம்ம முயற்சியில என்ன இருக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணி நூறு சதவீதம் எல்லாத்தையும் மாத்த முடியுமா இல்லைன்னா அந்த பிராரப்த கர்மான்னு சொல்றாங்க இல்லையா சரிங்க அது மட்டும் அது உள்ளதுபடி தான் நடக்கும் நம்ம அதை மாத்த முடியாது ஆகாமிய கர்மா மட்டும்தான் நம்ம கையில இருக்கா ஐயா கரெக்டுங்கய்யா. அப்போ ஐயாவுடைய புரிதல் விஷயத்துல வந்து நான் ஜோதிடரா இருந்தாலும் கூட, இப்போ நான் எடுத்துக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கர்மா இதெல்லாமே நாங்க அதுல வேற மாதிரி சொன்னோம். ஆனா இப்ப எப்படி சொல்றேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க முன்பிறவி அப்படிங்கிறதுல நான் தான். இந்த பிறவி அப்படிங்கிறதும் நான் தான். நான் தான் எனக்கு குழந்தையா இருக்கேன். நான் தான் அப்படிங்கிறது ஐயா தெளிவா புரிய வைக்கிறப்ப, அது என்ன கர்மா? எந்த செயல் செஞ்சோ அந்த செயலுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது கர்மா வருது. நம்ம கஷ்டப்படுறோம்னு சொல்றோம். ஆனா இந்த செயல் செஞ்சு தான் இந்த கஷ்டம் வரும் அப்படிங்கிறது யாருனாலையும் தெளிவா சொல்ல முடியாது ஏன்னு கேட்டால் அந்த பலன் அப்படிங்கிறது வேணால் அனுபவிக்க முடியும் இந்த செயல்னால வந்ததுன்னு இல்லை அப்போ உங்களுடைய கேள்விகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டு இருந்தோன்னா எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வரணும் அதை சமாத்திக்க முடியாதா அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் இந்த ஜோதிடத்தில் சொல் அந்த அந்த குழப்பத்தை தான் உருவாக்குறதா ஜோதிடம் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் மேக்சிமம் எல்லாம் சொல்லுவாங்க உனக்கு செவ்வாய் திசை இருக்கு செவ்வாய் புத்தி இருக்கு குரு திசை ராகு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க ஆனால் ஒன்று பாருங்க நான் என்னுடைய அனுபவத்தில் என்ன சொல்றேன்னா இந்த செவ்வாய் திசை குரு திசை குரு புத்தி இதெல்லாம் ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா நிச்சயமா அதனுடைய அதாவது அதுக்குன்னு ஒருத்தர் செவ்வாய் கிரகம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரத்துவம் அது வந்து நம்மளுடைய எண்ணங்கள்ல பிரதிபலிக்கும் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடியோட வைப்ரேஷன் உருவாக்கியே தரும் அப்படிங்கிறது ஒரு நிஜமான உண்மை அப்போ ஒவ்வொரு கோயிலுக்கு போங்க அங்க போங்க அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம் அப்போ முன்னாலே நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அதை மாற்றிக்க முடியாதுன்னா நூறு பர்சன்ட் ஐயாவுடைய அந்த புரிதல் அப்படிங்கிற ஞான புரிதல் நீங்கள் வந்தாச்சுன்னா நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதே இல்லை நீங்கள் அதான் திரும்ப முக்கியத்துவம் எனக்கே இந்த கஷ்டம் வந்து கொடுத்தாச்சுன்னா மறுபடியும் மனசுக்குள்ள போயிட்டேன்னு அர்த்தம் அதை சரி சரி பண்ண முடியாது அப்படிங்கிறது உண்மை நீங்க நம்புங்க சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆயிரும் நான் என் லைஃப்ல நிறைய விஷயங்கள் எடுத்திருக்கேங்க என் ஒய்ஃப் அதான் சொல்ல நான் என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் சொந்தக்காரங்க லவ் மேரேஜ் தான் பண்ணோம் பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த திருமணத்துக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த அப்படியே மாறிட்டோம் அப்படிங்கிறது இது வந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுதுங்க அப்ப நீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உண்மைதான் வந்துச்சுன்றது நம்புங்க அது கூட முரண்படுறப்பதான் பிரச்சனையே வருது இது அந்த தேவைகள் நமக்கு அது கூட முரண்படணுங்கிற அவசியமே இல்லைங்க அது வரட்டு ஆமா இன்னும் கொஞ்சம் சேர்த்து வரட்டுமே சந்தோஷப்படுங்க அது வராது அதனால அது அதோட முரண்படுறப்ப நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே என்ன டபுள் மடங்கு தான் வரப்போகுது நீங்க தான் நினைக்கிறீங்க. வேற யார் உற்பத்தி பண்ணலையே. அப்ப நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கறதே நம்ம புரிஞ்சு ஐயா சொல்லக்கூடியதான் நம்ம உள்ள உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா மனம் அகத்துல வந்து செய்யறக்கு வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு சின்ன வார்த்தை மொத்த வாழ்க்கையும் மாத்தி போட்டுருங்க. நீங்க அத மட்டும் நல்ல கவனம் எடுத்து கேட்டுக்கோங்க. வேற எதுவுமே வேண்டியதில்லைங்க. அக புறத்துல வந்து நீங்க செய்யக்கூடிய மனத்தை எத வேணா பயன்படுத்துங்க. அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த கடைசியில அந்த கவலை கணத்துக்கு தீர்வு அப்படிங்கிற புத்தகத்துல கடை இருபத்தி நாலாவது அத்தியம் என்ன நினைக்கிறாங்க அந்த அத்தியாயத்தை நீங்க கொஞ்சம் உள்ள உள்வாங்கி படிச்சு பாருங்க ரொம்பவுமே அற்புதமா இருக்குங்க இதுல பெரிய வேற்ற இல்லை நாம தான் உருவாக்குறோம் அப்ப புரியறப்ப அது ஆட்டோமேட்டிக் கேள்வி இல்ல நம்மளே உருவாக்குன சில கர்மாக்கள் வந்து இந்த ஜென்மத்துல நம்ம மறுபடியும் அடுத்த பிறவியில் அது வரும்போது கரெக்டுங்க அதான் மறுபடியும் சொல்றேன் பாத்தீங்களா போன ஜென்மத்துல இப்ப நான் ஒருத்தன் கைய உடைச்சிட்டேன் எனக்கு வந்து அவன் திரும்ப கைய உடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு கர்ம வினைன்னு வச்சுக்கலாங்களே ஆனா போன வரு போன ஜென்மத்துல இது பண்ணதுனாலதான் இந்த கஷ்டம் வருது அப்படிங்கறதுக்கு எந்த ஒரு ரெக்கார்டு இல்லைங்க ஆமா ஆமா அப்ப அதை விட்டுருங்கன்றாங்க ஐயா சொல்றது அதை விட்டுருங்க இப்ப உங்களுக்கு கஷ்டம் இப்ப உங்களுக்கு பயங்கரமான கஷ்டங்க என் வீட்டுல வந்து ஒரே போராட்டம் எல்லாம் இருக்கு அது உண்மைதானே பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த போராட்டம் நம்ம வரக்கூடாதுன்னு முரண்படுறப்பதான் அந்த பிரச்சனை வருது அந்த போராட்டம் வரக்கூடாதுன்னு எடுக்கிறப்பதான் அந்த பிரச்சனை அது விட்டுருங்க அது அப்படிதான் வரும் அது வரக்கூடாதுன்னு ஏன் தடை போடும் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து வரட்டும்னு நினைங்க அவ்வளவுதான் அதை போய் மாத்தி நம்ம எது பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை செய்யறோம் ஐம்பது ரூபாய்க்கு வேலை செஞ்சா நூறு ரூபாய்க்கு பண்ணல ஓகே பட் இது அவசியம் இருக்காதுங்க ஐயா ஓகேங்க ஐயா நன்றி ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா ஜெய் ஆ வணக்கம் சார் சொல்லுங்கம்மா என்னோட பேர் சங்கீதா ஆ சொல்லுங்கம்மா நான் டீச்சர்ஸ் குரூப்ல தான் இருக்கேன் எனக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் எனக்கு வந்து என்னன்னா நீங்க வந்து நான் ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி உணர்ந்த தருணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கா இல்லை மேடம் ஞானம் அடைஞ்சிட்டு அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐயாவை கேட்டா அதை டிக்ளரேஷன் பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டேன் ஞானம் அடைஞ்சாச்சு அப்படின்னு கேட்டா அதுக்குன்னு தியானம் பண்ணேன் அதுல ஒரு அனுபவம் கிடைச்சது அப்படிங்கிறதுக்கு வேணா சொல்ல முடிஞ்சது பட் ஞானம் அடைஞ்சிட்டா அப்படிங்கறது டிக்ளரேஷன் பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானம் அடைஞ்சாலும் சந்தோஷமா இருக்கிறப்ப அது டிக்ளரேஷன் இருக்கு இல்ல நான் ஏன் கேக்குறேன் அப்படின்னா இப்ப நம்ம எல்லாருமே டீச்சர்ஸ் குரூப்ல இருக்கோம் ஓகேங்க இப்போ நம்ம எல்லாருமே இன்னொருத்தருக்கு டீச் பண்ண போறோம் இல்லைங்களா சரிங்க அப்போ எனக்கு என்ன என்ன மாதிரி இருக்கிற இன்னொருத்தர்கிட்ட எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து நிறைய கோத்ரூ பண்ணிருக்கீங்க நிறைய புக்ஸ் படிச்சிருக்கீங்க ஐயாவோட வீடியோஸ் பார்த்திருக்கீங்க அந்த ஜேர்னில ஏதோ ஒரு பாயிண்ட்ல அந்த புரிதல் நிகழ்ந்திருக்கும் இல்லைங்களா அத உங்களால உணர்ந்துக்க முடிஞ்சுதான்னு நான் கேக்குறேன் உணர்ந்துக்க முடிஞ்சுதான்னு கேக்குறேன் அப்போ இந்த இந்த புள்ளியில நான் வந்து ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படின்றத உணர முடிஞ்சதா அது ஒரு ஒரு கேள்வி அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா அந்த தருணத்திற்கு பிறகு உங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட சேஞ்சஸ் என்ன அது நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் லைக் எப்படின்னா சொல்லுங்க நல்ல கேள்விமா நான் அந்த ஒரு தருணம் வேற ஒண்ணும் இல்லைங்க ஐயா எடுத்தோன்னு நான் சொன்னேங்க அவருடைய அந்த புத்தகம் புத்தகத்துல ஏதோ ஒண்ணுல பாத்தங்க ஞானியை வணங்குதல் விட ஞானியை மலர்வதே அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு புது ஜர்க்கா இருந்ததுங்க ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து பாக்கின குருமார்களை வணங்கி அவர் எப்படியாவது பார்க்க முடியாதோ எப்படியோ பக்கத்துல போக முடியாதோ அவங்களோட நெருக்கம் இருக்க முடியாதோன்னு விருப்பப்பட்டவன் நீய குருவாயிரலாம் ஐயா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உறுத்தோன்னு எனக்குள்ள ஒரு ஜர்க்கு தாடா இது இது என்னன்னு புரியலண்ணா ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு செயலும் வித்தியாசமா இருந்தது அப்படிங்கிறது எப்படி நீங்க உணர்ந்தது அப்படின்னு கேட்டா கோபம் வருங்க நிறைய ஆ. பேர் நீங்க எல்லாம் எத்தனை யோகா கிளாஸ் போற எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்கன்னு கேட்பாங்க ஆ. அப்ப நாங்க சொன்னோம் இல்ல நீ கிளாஸ் அட்டன் பண்ணல உனக்கெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அதட்ட தெரிஞ்சது ஆனா ஆ. இப்ப அதே கோவம் வந்துச்சு ஆனா அந்த ஆ. கோவத்தையும் காட்டினேன் அடுத்த செகண்ட் நார்மலா தான் இருக்கு ஓகே. சோ இது வந்து நீங்க ஞானம் அடைஞ்சதுனால நீங்க அடைந்திருக்கும் பலன். சேஞ்ச். ஞானம் புரிஞ்சதுனால ஆஹ் ஞானம் அடைஞ்சு. நீங்க ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இதுக்கு முன்னாடி எஸ் கோவம் இருந்ததுக்கும், இப்ப வர்ற கோவத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் பாக்குறீங்க. ஆமாங்கம்மா ஆமாங்கம்மா அது ஒண்ணுங்க இன்னொன்னு வந்து தணியுது பாத்தீங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மனம் வேற உடம்பு வேற அப்படிங்கிற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நான் இது பண்ணிட்டு இருந்தேங்க அதாவது ஒரு ஆராய்ச்சின்னே சொல்லலாம் ஏகப்பட்ட இடத்துல புக்ஸ் எல்லாம் எடுத்தேன் ஆனா அந்த மனம் வேற புக்தி வேறங்கிறது உடல்ல இருந்துட்டு மனசை மாத்துறது மனசுல இருந்து உடல உடலை மாத்துறது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ரிசல்ட் எனக்கு கிடைச்சது ஆனா ஐயா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் உடம்புல வேலை செய்யறதுக்கு மனசை பயன்படுத்திக்கோ மனசை தொந்தரவு பண்ணாம இருப்போதும் இந்த ஒரு சிம்பிளான வேடம் இருந்து இது புரியறப்ப வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்னு குறிப்பிட்டு சொல்லாம எல்லா செயலும் வந்து பாத்தீங்கன்னா திருப்தியா தெளிவா இருக்குங்க சரிங்களா அந்த அந்த திருப்தியும் தெளிவும் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் கவனிச்ச மாதிரி தெரியலைங்க இதுல ஆஹ் ஓகே நான் நான் ஏன் கேக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து அதெல்லாம் நடந்திருக்கு என்னோட செஷன் அப்ப அதை நான் ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பா கண்டிப்பா நானும் அடைந்த தருணம் இதுதான் அப்படின்னு என்னால உணர்ந்துக்க முடிஞ்சது அதே மாதிரி அந்த தருணத்திற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா என் லைஃப்ல லாட் ஆஃப் சேஞ்சஸ் எந்த மாதிரி சேஞ்சஸ்னா ஈவன் வந்து எனக்கு வந்து ஒரு சங்கடமா பிரச்சனையா இருந்த விஷயங்கள் எல்லாமே அதுவாவே நல்ல விஷயமா மாறிடுச்சு என் வழியில என் எனக்கு குறுக்குல வந்த எல்லா ப்ராப்ளமும் அது எல்லாமே வந்து அதுவாவே விலகிடுச்சு சோ இது வந்து எனக்கு வந்து ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா நீங்க உங்க செஷன்ல அதை நீங்க ஷேர் பண்ணணும்னு நான் எதிர்பார்த்தேன் அதனால தான் நான் கேள்வி கேட்டேன் கண்டிப்பா அம்மா இது நான் அதான் ஒண்ணு நான் சொல்றேன் இல்லையா அதுலயே சொல்லிருக்கேன் என்னன்னு பார்த்தா இந்த ஜோதிடம் பார்க்க எங்கிட்ட நிறைய வருவாங்க நான் மேக்சிமம் பார்க்க மாட்டேன் அப்படி பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏன்னா ஆய்ச்சி ஆராய்ச்சியில் இருக்கிறனால தெரிஞ்ச ரொம்ப இதான மட்டும் பாப்பேங்க அப்ப சென்னையில இருந்து வந்த ஒரு ஃபேமிலி வந்தாங்க. வந்துட்டு வந்து நான் இருக்க சத்தியமங்கலம் ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி வந்தாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. அப்ப அந்த இடத்துல ஒரு கொ கொஸ்டின் பண்ணாங்க. என் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கு, அது இருக்கு சொல்லிட்டாங்க திருமணமா வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஐயாவோட புரிதலுக்கு முன்னால இருந்திருந்தேன்னா, அதுல உண்டான விஷயம் சொல்லியிருப்பேன். ஐயாவோட ம். புரிதல் அவரோட ஒரு விஷயம் புரிஞ்சது. இவர் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு தடைய வச்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது. அவங்க அப்பா தான் வந்திருந்தாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜோதிடத்தை எடுத்து ஆய்வு பண்ணப்போ சில விஷயங்கள் தெரியும் அதுல ஒரு தெரியறப்ப அந்த விஷயங்களை பாக்குறப்ப நீங்க வந்து குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து கவனிக்க இல்லாம இல்லைன்னா அது ஆசைப்பட்டு போகாம இருக்கீங்களான்னு ஒரு கொஸ்டின் பண்ணேன் அவங்க ஆமாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஏன்னா அந்த பிளாக் இருக்கு இவர்கிட்ட இந்த பிளாக்கா தான் இருக்கணும் அப்படின்னு கொஸ்டின் பண்றப்ப ஆமா அப்படின்னாங்க அப்ப அந்த பிளாக்கை வந்து நான் என்ன பண்ண ஒண்ணுமே சொல்லுங்க நீங்க உங்க குலதெய்வத்தை நீங்க கண்டுபிடிங்க நீங்க உங்க பையன் மிஸ்ஸஸ் மூணு பேர் உள்ள போங்க ஆறு வருஷமா தடையா இருக்குன்னு சொல்றீங்க திருமணம் ஆகலன்னு வந்து என்னை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனா மனுஷன் அங்கிருந்து கோயம்பு சென்னையில இருந்து வந்தவர் வந்து அவருடைய குலதெய்வம் வந்து இங்க தாராபுரம் அந்த பக்கமா இருந்ததுங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் வண்டியிலே சுத்தி கண்டுபிடிச்சிட்டு வந்து அங்கிருந்து ஃபோன் பண்ணாரு ஐயா பாத்துட்டேங்க அப்படின்னாரு சரிங்க சரி வாங்க ஒண்ணு இல்ல நான் சொன்ன ஐடியா எல்லாம் இருக்கேன்னா இருக்குன்னாரு வந்தாங்க வந்துட்டு எங்கூட வந்தாங்க சரிங்க இனி இனி பையன் ஒண்ணு சொல்ல மாட்டேன் நீங்க பாருங்க நீ திருமணம் முடிஞ்சிருங்க சரியா ஆறாவது மாசம் திருமணம் முடிஞ்சோன்னு அவர் என்னை கூப்பிட்டு சாமின்னாருங்க அப்ப நான் சொன்னேன் ஐயா எனக்கு இது ஒன்றும் தெரியாது சரிங்களா அப்படிங்கிற விஷயத்த அவர்கிட்ட சொன்னா அவரு வந்து வேற மாதிரி நினைப்பாரு அப்படிங்கிற நான் புரிஞ்சுக்கிட்டது இந்த உண்மையான பிளாக் அவன் உடச்சோன்னு ஆட்டோமேட்டிக் அவன் வாழ்க்கை மாறுது பாத்தீங்களா ஆமா அதாவது இப்ப நீங்க வந்து எப்படி அவருக்கு நான் சொன்ன மிராக்களை விட அவருடைய மிராக்களா போன மாதிரி இருந்தது ஆமா ஆமா ஆமா ஆமா புரியுது நீங்க நீங்க என்ன இன்னொருத்தர் வேற வெயிட் பண்றாரு நீங்க சொன்னதுல நான் என்னன்னா இன்னொருத்தர் வெயிட் பண்றாங்க அவங்க கிட்ட பேசிட்டு Thank uh, you. Thank you. Okay. Thank you, Manantri. Hello Hello. Hello. Where are you? வேற sir. ஐயா நான் அவனை கடைசி வர சொல்லிடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மூணு வருஷமா வந்து ஐயாவோட புத்தகங்களையும் வீடியோக்களையும் பார்த்துட்டு வந்து இந்த வர்ற தியானமங்களும் என்னன்னாலும் சரி அட்டன் பண்ணி முடிவு தீரதுன்னு முடிவு பண்ணிட்டேன் எல்லாம் புரிஞ்சாலும் கூட ஐயாவோட அந்த மூணு நாள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம் இல்லைன்னு கேட்டால் மிகப்பெரிய ஒரு வர பிரசாதம் அப்போ அது போயே தீரதுன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோங்க ஏன்னா முடிவு பண்ணுறதுன்னு விட சொல்லிட்டு வனஜாக்கா கூப்பிட்டு சொல்லிட்டேன் அப்போ அதனுடைய அனுபவங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிக பெரிய லெவலில் அனுபவம் இருந்தாலும் அது வித்தியாசமாக தான் இருக்குன்ற ஒரு இதில் போயிட்டு அப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி புதுசாக யாராவது பார்த்தாலும் கூட ஒரே ஒரு கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஞானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த தியானம் இதில் கூட பிரம்மாண்டம் அல்ல ஆனால் உங்கள் வாழ் நம்முடைய வாழ்க்கையை பிரம்மாண்டப்படுத்தி விடும் அப்படிங்கிறது உண்மை அப்போ அந்த பிரம்மாண்டத்துக்குள்ளே நுழையிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ஐயா வழியில் செல்வோம் வேற கேள்வி இருந்தால் கேளுங்களேன் இல்லை பண்ணுங்க